மார்னிங் அப்பா அம்மா good morning Jeyaswaran good morning ஆகி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் வெரி குட் வெரி குட் சரி இன்னைக்கு டெய்லி டைமண்ட்ஸ் கேட்க ஆசைப்படுறீங்களா யா மாமா நீங்க கேட்குற ஆர்வத்தை பார்த்து தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா நான் இன்னும் அதிகமாக படிக்கணும் இன்னும் சொல்லிக் கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் எனக்கு வருது சரி நீங்கள் இன் கேள்விப்பட்டிருக்கீங்களா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சில காரியங்கள் யாராவது பேசி அது நடக்கும்ல அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தீர்க்க தரிசனம் அப்ப தீர்க்க தரிசனம் என்பது பல வருஷத்துக்கு முன்பாக பின்னாடி நடக்க போற காரியங்களை குறித்து பேசப்பட்ட மொழிகள் அந்த வாக்குகள் அதை தீர்க்க தரிசனம் நம்ம சொல்றோம் அப்போ ஏசப்பாவோட வாழ்க்கையில கூட அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியிருக்கு அநேக தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் தான் இந்த பிறப்புல நம்ம பார்க்குறோம் சரியா அதில் முதல் தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா அவர் கண்ணிகையின் வயிற்றில் பிறப்பார் என்றதை குறித்து ஏசாய தரிசனம் மூலமாக முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்கிறோம் மத்திய ஒன்று இருபத்தி மூணில் இருபத்தி ரெண்டில் இப்படி சொல்லும் தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அப்போ அவரோட வாழ்க்கையில் நிறைய திருக்க தரிசனங்கள் காட்ஸ் வேர்ட்ஸ் காட் சேவிங் ஃப்யூச்சரை குறித்து சொன்னதான காரியங்கள் எல்லாம் அப்படி என்ன என்ன இருக்குது நிறைவேறி இருக்கு அதில் ஒன்று தான் மரியாள் கண்ணிகையின் வயிற்றில் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அவருக்கு இம்மானுவல் என்று பெயரிடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு புரியுதா அப்போ இதே போல இன்னொரு தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பிறக்க போற ஊரை குறித்து பேசியிருக்காங்க எந்த ஊர்ல இயேசு பிறந்தார்னு வாசிச்சோம் அப்போ குறித்து மீகா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு சரியா அவர் வந்து எழுதியிருக்கிறாரு இது மாதிரி பெத்லகேம் நீ யூதியாவில் சிறிய நகரம் அல்ல ஆளுகிற ஆளுகிறவர் பிறப்பார் என்று சொல்லுது அதே மாதிரி பெத்லகேமில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் புரியுதா உனக்கு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களில் இயேசுப்பாவோட வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் இன்னொன்று மிக முக்கிய முக்கியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறது பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா என்ன பண்ணுறாரு இந்த ராஜாவை அழிக்கணும் இயேசுவை அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் இரண்டு வயசு உள்ள குழந்தைங்கள் எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லிட்டு கட்டளையிடுறான்ல அப்போ அதில் வந்து எல்லாரோட அழுகையும் கேட்டுச்சுல எவ்வளோ தாய்மார்கள் எழுதியிருப்பாங்க ஆனால் அதனால தான் எரிமைய தீர்க்கதரிசி முன்னாடி எழுதியிருக்கிறாரு இந்த புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலும் ஆகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது எரிமைய தீர்க்கதரிசி முன்னாடி எழுதியிருக்கார் அது அப்படி நிறைவேறி அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் நசிரியன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட அந்த இதுவை நாசிரத்தில் வாழ்ந்தால் தானே இது நடக்க முடியும் அப்போ அதுக்கும் அந்த தீர்க்க தரிசனம் ஏற்கனவே உரைக்கப்பட்டது இப்படி பல தீர்க்க தரிசனங்கள் ஏசப்பாவோட வாழ்க்கையில் ஏசப்பாவோட பிறப்பில் அது நிறைவேறிக்கிறத நம்ம பார்க்குறோம் புரிதா ஜெஸ்வரன் புரியுதா ஆகிமா அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கை குறித்து பல வருஷங்கள் அதான் ஆண்டு சொல்றாருல நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை என்னுடைய கண்கள் கண்டது நீ உன்னை உருவாகும் முன்னே நீ என்ன பண்ணிருக்க நான் உன்னை கண்டிருக்கேன் உன்னை பேர் சொல்லி அழைச்சிருக்கேன்னு சொல்றாரு ஆம் குட்டி செல்வங்களே அன்பு தம்பி தங்கச்சிகளே வாலிப செல்வங்களே ஏசப்பா உங்களை குறித்து பல திட்டங்களை வச்சிருக்கிறார் நீங்கள் பிறப்பதற்கு முன்பாகவே உங்களை தானே நோக்கங்கள் திட்டங்கள் அநாதி தீர்மானங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அவைகள் எல்லாம் ஒவ்வொன்றாய் நிச்சயமாக நிறைவேறும் நீங்கள் அவைகளை தேவ சமூகத்தில் இருந்து அறிந்து அவை நிறைவேறதுக்கு ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கத்தை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார் நான் விசுவாசிக்கிறேன் இதை கேட்கிற ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு விசேஷித்த நோக்கம் உண்டு திட்டம் உண்டு தீர்க்க தரிசனம் இலக்கணங்கள் உண்டு அவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நாம் வாசித்த வண்ணமாக இவைகள் எல்லாம் எழுதப்பட்ட வண்ணமாக நிறைவேறிக்கிறது என்று நாம் வாசித்தோம் அதே போல உங்க வாழ்க்கையிலும் அது நடக்கும் என்று நான் சொல்லுகிறேன் அண்ட் God bless you.